வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குங்க இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய கலரும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் போகிற மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில்ஸில் ட்ரேடிங் வர மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அதனால் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிருக்கு ஃபைவ் த்ரீ ஜீரோ த்ரீயில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சஜஷனும் வந்து பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா first target second target line இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் லைன் ஷோ பண்ணுறது ஃபைவ் டூ எயிட்டி நைன் வந்து ஷோ பண்ணுது ஸோ இப்போ நம்ம ஃபைவ் த்ரீ ஜீரோ த்ரீல வந்து sell call five two eighty நைனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் இந்த சார்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகலோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு என்ன பாயிண்டில் பை பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு வரும் செல்லிங்டன்னா ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கால்ஸ் உங்களுக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்திருக்கு வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் நாங்கள் பர்டிகுலராக அந்த டைமிங் வந்து சூஸ் பண்ணக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்னிங்கில் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஜென்ரலாக ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இருக்கும் ஸோ இந்த டயத்தில் வர்ற கால்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து ரீச் அவுட் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த டயத்தில் வர்ற கால்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத டெய்லி வந்து நாங்கள் ஷோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் டு செவன்ட்டி ஃபோர் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டக்க மேலே செல்லிங் ரேஞ்ச் அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஒன் தேர்ட்டி டூக்கு அப்புறமா மார்க்கெட் சடனாக இறங்க ஆரம்பிச்சிச்சு அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபைவ் மேல் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு பை கால் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் பையின் வந்திருக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இப்போ நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் ஃபஸ்ட் ஆரட் பார்த்தீங்கன்னா நம்ம எய்ம் பண்ணுறது five three one three point twenty five aim பண்ணுறோம் செகண்ட் ஆரட் பார்த்தீங்கன்னா five three twenty six point fifty வந்து எய்ம் பண்ணுறோம் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க இந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேவேமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் தேர்ட்டி மினிட்ஸாக வந்து நமக்கு இந்த பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அந்த ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில்லே வந்து நமக்கு டென் பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ எப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் நமக்கு பை கால் அப்படி வந்தது இப்போ செகண்ட் டாரட்டான five thousand three hundred and twenty six வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் டெய்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டிலில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ